ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அத்திப்பழத்தில் ஒரு டெசர்ட் பண்ண போகிறோம் ஃபிக் டெசர்ட் இதுக்கு வந்து தேவையான பொருட்களை எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம் இது ஐஸ்கிரீமோட ரொம்பவே சூப்பராக இருக்கும் சும்மா கொடுத்தாலும் வந்து பிள்ளை என் என் டாட்டரெல்லாம் வந்து இந்த அத்திப்பழம் சாப்பிடவே மாட்டா பட் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பத்துலேருந்து பன்னெண்டு பழம் எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் வந்து சுகர் லைட் வச்சுருக்கேன் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சுகர் லைட்டை பற்றி போட்டேன் சுகர் வந்து நீங்கள் ஒரு கப் யூஸ் பண்ணுற இடத்துல இந்த சுகர் லைட் வந்து ஒரு ஹாஃப் கப் யூஸ் பண்ணால் போகிறோம் இதில் வந்து இது பிளெண்டட் வித் ஸ்டீவியா லீவ்ஸ் அதனால் வந்து இது ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்குது இதில் வந்து கொஞ்சம் ஆல்மண்ட்ஸும் கேஷ்யூஸும் வச்சுருக்கேன் வெனிலா எசன்ஸ் வச்சுருக்கேன் கீ வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னமன் பவுடர் இப்போ இதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ அத்தி பழத்தை வந்து இது போல் நாலாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் வந்து இந்த இந்த கீழே இருக்கிறதையும் வந்து இந்த காம்பு இந்த மேலே வந்து நான் நல்லா வந்து கொஞ்சம் கட் பண்ணி நான் வந்து க வாஷ் பண்ணேன் ஏன்னா சிலதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மண் இருக்கும் அது சொல்ல முடியாது எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு அதனால் வந்து நான் கொஞ்சம் வந்து கீழேயும் மே அந்த மேலேயும் வந்து கொஞ்சம் வந்து கட் பண்ணிட்டு தான் நான் கழுவுவேன் யூஸ்வலாக இது மாதிரி வந்து எல்லாம் கட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம கீ ஊற்றிக்கலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிக்கிறேன் இதில் நம்ம முழுசாகவே நான் ஆல்மண்ட்ஸ் போட போகிறேன் ஆல்மண்ட்ஸும் முந்திரியும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் ஒரு கப்பில் எடுத்து தனியாக வச்சிடலாம் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கிற பழத்தை இதில் போட்டுக்கலாம் இதை வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் இந்த ஸ்வீட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஆனால் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிடாதவங்க இருந்தாங்கன்னா இது மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க என்ன அந்தந்த சீசனில் வந்து உங்களுக்கு எந்த பழம் கிடைக்குதோ அந்த பழம் வந்து எப்படியாவது யூஸ் பண்ண பாருங்கள் இந்த அத்தி பழம் வந்து அதுவும் லேடிஸ்க்கு கேர்ள்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது இது யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் இதுக்கு வந்து நிறைய மெ மெடிசனல் பெனிஃபிட்ஸ் மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இதில் இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் அத்தி பழம் வந்து டயபெட்டிஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸும் நிறையா இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஒரு நோய் வந்து நம்மளை அண்டாது இதை ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இது வெயிட் ரிடக்ஷன் கூட ரொம்பவே நல்லதுங்க ஸ்கின்னுக்கு கூட ரொம்ப நல்லது ஹேர் ஸ்கின் அதுக்கெல்லாமே ரொம்ப நல்லது ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகும் அதனால் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் இப்போ நான் சக்கரை ஆட் பண்ணிட்டேன் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது சுகர் லைட் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து யூஷுவல் சர்க்கரை ஆட் பண்ணாலும் சரியும் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து இதை வந்து அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் கலக்கிட்டு நம்ம இதை வேக வைக்கலாம் சர்க்கரையிலேயே மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள் இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டுடலாம் இது கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும் நடுவில் கொஞ்சம் கலரி விடுங்க இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வந்து நான் மூடி போட்டு நல்லா வேக வச்சுட்டேன் இது நல்லா வெந்துருச்சு இது கொஞ்சம் நம்ம திக்கான பின்னாடி வந்து எடுத்துடலாம் நல்லா சூப்பராக இருக்குது அதே வந்து நேச்சுரல் கலர் வந்து நல்லா வந்து ஒரு பிங்காக வந்திருக்கு இது கொஞ்சம் கெட்டியாகட்டும் இதில் கொஞ்சம் வந்து நம்ம வனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம் டீஸ்பூன் ஊற்றுறேன் ஏன்னா நம்ம இதை வந்து நான் ஐஸ்கிரீமோட தான் சர்வ் பண்ண போகிறேன் அதனால தான் வந்து எசன்ஸ் ஊற்றுறேன் உங்களுக்கு எசன்ஸ் வேண்டான்னா இதை வந்து ஊற்ற வேண்டாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சினமன் பவுடரும் நம்ம போட்டுக்கலாம் இதுவும் வந்து நல்லா வந்து ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் கலக்கி விட்டுருங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது சினமன் போட்டது நல்லா தூக்கி கொடுக்குது டேஸ்ட்டு ஃப்ளேவர்லாம் இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நான் கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லா நட்ஸும் வந்து நம்ம போட்டுக்கலாம் சூப்பரான நமக்கு ஒரு டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக சாப்பிடுவாங்க இது வந்து அத்தி பழம்னு சொல்லவே முடியாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இதோட வந்து நீங்கள் ஐஸ்கிரீமோட சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இது போல் வந்து ஹெல்த்தியான ரெசிபி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்